வணக்கம் மக்களே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது chapter five part three PowerShell வந்து எப்படி இந்த லாக் ஃபைல் ஹேண்டில் பண்ணுறது முக்கியமாக இந்த சர்வீஸ் லாக் ஃபைல் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ லாக் ஃபைல்லாம் ஒன்றும் இல்லை log file contains recorded event which record in the specific target so அந்த டார்கெட் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம் இல்லை ஒரு அப்ளிகேஷனாக இருக்கலாம் இல்லை ஒரு அந்த ஒரு சர்வர்லேருந்து வரக்கூடிய ஒரு சர்வீஸாக இருக்கலாம் இல்ல ஒரு அப்ளிகேஷனுக்கே சம்மந்தப்பட்ட ஒரு சர்வீஸா கூட இருக்கலாம் எந்த எதுவாக இருக்கலாம் அப்போ அந்த ஓஎஸ் பத்தியோ இல்ல ஒரு அப்ளிகேஷன் பத்தியோ இந்த சர்வீஸ் பத்தியோ என்ன அங்க நடந்துட்டு இருக்கு அது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஸ்டாப் ஆயிடுச்சா இல்ல கிராஷ் ஆயிடுச்சா இல்ல ஏன் கிராஷ் ஆச்சு எப்ப கிராஷ் ஆச்சு என்ன கரெக்டா எக்ஸாக்டா என்ன டயத்துக்கு கிராஷ் ஆச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த லாக் ஃபைல்ல இருக்கும் ஸோ நிறைய பெரிய பெரிய இஷ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லாக் ஃபைல் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க ஸோ அப்படி அந்த லாக் ஃபைல வந்து எப்படி நம்ம வந்து பவர் எடுக்கிறது அதை பற்றி தான் முக்கியமாக இதில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஜிவேயில் வந்து எப்படி விண்டோஸில் வந்து ஒரு பவர் ஷெல்ல ஐ மீன் ஒரு லாக் ஃபைல் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ உங்களும் நான் நிறைய பேர் வந்துட்டு இப்போ இப்போ டெஸ்க்டாப் சப்போர்ட் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சிஸ்டம் வந்து டேர்ன் ஆஃப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க வந்து லாக் ஃபைல் பார்த்தா தான் இந்த ஹார்ட்வேர் ஈவெண்ட்ஸ்ல வந்து பார்த்தா தான் என்ன என்ன பிரச்சனை சிஸ்டம்ல பார்த்தா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும் அதே ஒரு சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு லாக் ஃபைல் ரெக்கார்ட் ஆகிறதுக்கு இருக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஸோ கம்ப்ளீட்டாக அதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அந்த லாக் இன்ஃபர்மேஷனை ஒரு ஃபைலு கடத்துறது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் சீட் ஸோ இந்த ஸ்டார்ட் மெனு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈவெண்ட் வியூவர் இருக்கு இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் இப்போ லோக்கல் சிஸ்டமோட ஈவெண்ட்டு வியூவர்ஸ் எல்லாம் ஐ மீன் ஈவெண்ட் நடக்கிற எல்லா இடம் எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே தான் இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த விண்டோஸ் லாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் உங்களுக்கு application security setup system forwarded events இத்தனை ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த அப்ளிகேஷனுங்கிறது ஒரு ப்ரைவேட் அப்ளிகேஷன் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட லாகெல்லாம் உங்களுக்கு அங்கே இருக்கும் ஸோ இந்த சிஸ்டம் தான் மெயினு இப்போ இதை உங்களுக்கு நான் தெளிவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போது நான் இப்போ இந்த சிஸ்டமில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இம்மீடியட்டாக எனக்கு இங்கே வந்து லாக் விழுந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் இந்த கஸ்டம் வியூஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன வியூ ஆகணும் அப்படிங்கிற வியூஸ் எடுத்து பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் சர்வீஸ் லாக்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ஈவெண்ட்ஸ் ஐஇ பற்றின லாகு அதுக்கப்புறம் கேஎம்எஸ் விண்டோஸ் பவர்ஷல் முக்கியமாக ஸோ பவர்ஷல் என்ன நடக்குது ஸோ இந்த மாதிரியான லாக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இங்கே உள்ள இருக்கும் அதே மாதிரி ஏதாவது நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா இது கீழே வந்து இந்த சேவ் பண்ண லாக் ஃபைல் வந்து நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம் சரியா ஸோ இப்போ சிஸ்டமில் பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூலர் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்குது அது பிரிண்ட் சம்மந்தப்பட்டது அதை நான் இப்போ ஸ்டாப் பண்ணுறேன் ஸ்டாப் பண்ண உடனே எனக்கு அங்கே என்ட்ரி வரும் பாருங்களேன் ஸ்பூலர் யா இது இல்லையா ஸோ ரைட் கிளிக் பண்ணி நான் ஸ்டாப் பண்ணுறேன் ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்களா சர்வீஸ் கண்ட்ரோல் மேனேஜர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு என்ன இந்த print spooler service enter the stopped state அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்கு அது இப்போ என்ன நடந்திருக்கு twelve six two thousand seventeen seven thirty three thirty three ஏஎம்க்கு வந்து இது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன் வந்துட்டு ஸ்டார்ட் ஓகே ஸோ இப்போ நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு இன்ஃபர்மேஷன் அது வந்து இப்போ திரும்ப ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு ஒருவேளை ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போகலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கூட இது லாக் ஃபைல கொடுக்கும் ஏதாவது எரர் கோட் வச்சு நம்ம கையில் கொடுத்துரும் அப்போ அந்த எரர் கோடை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இஷ்யூ கண்டுபிடிக்கலாம் யார் கண்டுபிடிப்பா அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் எழுதுனவங்க கண்டுபிடிப்பாங்க உடனே நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படிலாம் கிடையாது நம்ம வந்து இந்த லெவல்ல வந்து பாக்குறதே ஃபைன் தான் ஐ மீன் ஒரு டெஸ்க்டாப் சப்போர்ட்டோ இல்லை ஒரு அப்ளிகேஷன் சப்போர்ட்டில் இருக்கிறவங்க சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இது வரைக்கும் நார்மல் இதை எப்படி பவர் ஷெல்ல கொண்டு வர்றது ஒன்ஸ் பவர் ஷெல்ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேஷன் தான் அங்கே வந்துட்டு ஒரு எம்ப்ளாய்க்கு அங்கே வேலையே கிடையாது இதை தான் நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் இந்த சாப்டர் ஃபைவ் முடியும் போது we are going to achieve some something in real automation அதை பார்க்குறது இதெல்லாம் பிட் பிட்டாக கொடுக்கறதுக்கு காரணம் ஏன்னா அங்கே வீடியோ வந்துட்டு பெருசாக போயிட்டு இருக்கோம் அப்போது தனித்தனியாக கொடுத்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேனு சொல்லி தான் ஃபஸ்ட்டு டாட் நெட் பற்றி கொடுத்தேன் அதுக்கப்புறம் நேற்று வந்து ஜிமெயில் ஜிமெயிலுக்குலாம் எப்படி இமெயில் அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கேன் இப்போ இண்டிவிஜுவல் லாக் ஃபைல் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ லாக் ஃபைல் எடுக்கணும் அதோட கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட் ஹைஃபன் ஈவெண்ட் லாக் இதுதான் கமாண்டு ஸோ இப்போ நான் அந்த கமாண்டை ப்ரொசீட் பண்ணுறேன் ஓகே இப்போ get hyphen e and log okay enter log name கேக்குதுங்களா என்கிட்ட வந்துட்டு இப்போ வந்து நான் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்து என்டர் அடித்தேன் அப்படின்னா சிஸ்டமில் இருக்கிற மொத்த லாகையும் காமிச்சிருச்சு மொத்தம் மூணு தான் இருக்குது அது அப்படியே எனக்கு இன்னும் காமிச்சிருச்சு இல்லையா ஸோ இப்போ எத்தனை டைப் ஆஃப் லாக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது get hyphen event log hyphen list அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே லிஸ்ட் பண்ணும் இப்போது அதே கெட் ஐஃபன் ஈவெண்ட் லாக் இதில் கொடுத்துட்டு சிஸ்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இது உங்களுக்கு வந்து அப்படியே காமிச்சிடும் அந்த சிஸ்டமில் எத்தனை இருக்கோ அதுக்காக இதே சிஸ்டமில் ஒருவேளை நிறையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அது எக்கச்சக்கமாக ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் லாக் இருந்து அதையும் காமிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு சொல்லலாம் எனக்கு நியூவெஸ்ட்டாக இருக்கிற நியூ எஸ்இஎஸ்டி e நியூவஸ்ட்டாக இருக்கிற ஒரு மூணு லாக் ஃபைலை காமி அப்படின்னா கரெக்டாக அந்த மூணு லாக் ஃபைலை காமிக்கும் இல்லை அந்த மூணு லாக் ஃபைல் எனக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபார்மேட் ஹைஃபன் லிஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக காமிக்கும் அதே ஃபைலை வந்துட்டு கண்ட்ரோல் ஏழு கொடுக்குறேன் அதே ஃபைலை வந்துட்டு எனக்கு வந்து ஒரு இடத்துல பாஸ் பண்ணிடுங்க அப்படின்னா C drive Payilagam service log dot txt அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்க அந்த ஃபைலுக்கு போயிடும் இப்போ get ஹைஃபன் கொடுத்து C colon Payilagam enter so பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இருக்காப்போ இப்போது அந்த லொக்கேஷனில் நம்ம அந்த அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு ஸோ அந்த டிஎக்ஸ்டி ஃபைலில் நமக்கு நம்ம அந்த ஸ்பூலர் ஃபைலை ஸ்பூலர் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஸோ இதே மாதிரி இந்த நியூவெஸ்ட் த்ரீ அப்படி கொடுத்துருக்கீங்கல்ல நியூவெஸ்ட் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்கள் நம்பருக்கு கொடுத்துட்டே போகலாம் ஸோ ஒரு விஷயம் நடந்த உடனே இன்ஸ்டண்ட்டாக அந்த இதை வந்து நமக்கு தூக்கிடும் ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் டெவலப்பர் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு லாக் ஃபைல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தூக்கிடலாம் ஸோ வித் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனாகவே நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடலாம் ரைட் இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த சர்வீஸ் ஃபைலை வந்து எப்படி ஹேண்டில் uh, பண்ணணும் பவர் ஷெல்ல அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்